ஹலோ ஸ்டேயிங் அவேக்கின் வணக்கங்கள் எனக்கு தூக்கம் வராத வியாதி இருக்கு கனவு இது நிஜம் இதுங்கிற வித்தியாசத்தை என்னால புரிஞ்சிக்க முடியல ஹலோ ஸ்டேயிங் அவேக்கின் வணக்கங்கள் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு நீ கில்லாடிதான் ஆனால் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் ஸ்டீவே பேரு ஸ்டீவன் கனவு எது நிஜம் எதுன்ற வித்தியாசத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியல தேங்க்யூ என் காண்டாக்ட் லென்ஸ் கீழே விழுந்துருச்சு சீக்கிரம் கிடைச்சிரும் thanks Hold hello oh my god நீ உயிரோட இருக்க உனக்கு என்ன ஆச்சு மார்க் என்னைய நீ மார்க்னு கூப்பிட்ட மண்டைக்குள்ள கேட்குற இந்த குரலும் கூச்சலும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல உன் மூளை குழம்பி கிடக்கு இந்த பைத்தியக்காரத்தனம் தான் உன் விதியை ஏத்துக்கோ night.